பீஸ்ட் மூவி பார்த்துருந்தீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து சிதைக்கிருக்காரு நம்ம நெல்சனு விஜய் சாரோட அதனோட ஃபைட்டிங் மூமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது படத்தோட வந்து பெஸ்ட் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி தான் தூக்கி பாபும் சரி அண்டு ரெடின் கிங்ஸ்லையும் சரி பிடிவி கணேஷ் ஆல்சோ எல் இருக்கிற எல்லா காமெடியன்ஸும் வந்து போட்டு நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட நுனியில் வந்து உட்கார வச்சிருக்காரு வேற லெவலில் இருக்குது பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்குது நான் உங்கள் டிஜே டுடே நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த டிபேட்குள்ளே போகாமல் இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து பார்க்கலாம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து பார்க்கலாம் அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் அவரோட கெட்டப் அவரோட ஆட்டிடியூட் அவரோட ஆக்டிங் இந்த படத்தோட ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது ஒரு ரெண்டாவது வந்து பாசிட்டிவான விஷயம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட DI and DOP editing DG எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க் கொடுக்கலாம் மூணாவது பாசிட்டிவ் மியூசிக் நம்ம அனிருத் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அண்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக கொடுத்துருக்காரு நம்ம விடிவி கணேஷ் அண்ணனோட காமெடிகள் ஒரு சில காமெடிகள் வந்து ரசிக்கும்படி இருந்தது விஜய் சாரோட டான்ஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது அவ்வளோதான் பாசிட்டிவ் ஓ நீ அப்படி வரியா இந்த படத்தோட நெகட்டிவ் நான் வந்து சொல்ல போறேன் இது என்ன பிரமாதம் அப்புறம் இந்த படத்தில் ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா காமெடி தான் இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்து காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வச்சுருந்தாங்க தீவிரவாதி கூட பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க டிடி அது காமெடி சீன் இல்லைடா ஆக்ஷன் சீனு வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட வந்து ட்ராவல் பண்ணுறாங்க ட்ராவல் மட்டும்தான் பண்ணுறாங்க சிறப்பான ஆழ்நீ நீ சிரிப்பு நம்ம யோகி பாபா அண்ணன் இருக்காரு ரெடின்ஸ் கிங்ஸ்லி அண்ணன் இருக்காரு எல்லாருமே இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க பட் காமெடி தான் இல்லை காலிக்கப்போ கொடுத்துருக்குறாங்க ஏன் வந்து நெல்சன் சார் வந்து இவங்கெல்லாம் யூஸ் பண்ணலன்னு தெரியல இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் அதிகமான ஹைப் கொடுத்துருக்கோம் பட்டு பரபரப்பாக இல்லை அட்லீஸ்ட் சிரிப்பானா இருந்திருக்கும் அதுவும் கிடையாது இந்த மால் ஐஜாக் சீனில் வந்து நம்ம செல்வராகவன் சார் வருவார் அவரோட சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பரபரப்பாக தென் இல்லைனா அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் சீரியஸாக வந்து காமிச்சிருக்கலாம் அட்லீஸ்ட் அவரை பேசாமல் வச்சுருக்கலாம் கொஞ்சம் சீரியஸானாகவும் இருந்திருக்கும் வந்து நடுவில் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டிங்களா அப்படிலாம் பண்ண மாட்டிங்களா சொல்லிட்டு ஜிஹெச்சில் வேலை செய்கிற வார்ட் பாய் மாதிரி வந்து பேசிட்டு போகிறாரு அவ்வளோ பெரிய ராய் ஏஜென்ட்டில் இருக்கிற ஒரு நெகோஷியேட்டட் வந்து அந்த மாதிரி ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணதில் வந்து இடிச்சிச்சு கொஞ்ச நாள் விசித்திரமாக இருந்துச்சு கொஞ்ச நாள் ஆச்சரியமாக இருந்துச்சு கொஞ்ச நாள் பயிற்சி முடிச்சிச்சு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு அப்புறம் இந்த படத்தோட வில்லன் இந்த படத்தோட வில்லன் வந்து ஸ்டார்டிங் சீனில் வந்து இந்த மொட்டை அடிச்ச மாதிரி ஒரு மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா இருக்கும் இப்படி ஒரு கன்றாவியான மண்டை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர் அம்மிக்கல்லி குத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம் அவர் அப்படியே கேரி பண்ணியிருந்தா கூட கொஞ்ச நாள் பார்த்து பயந்துருப்போம் அதை அவுத்த உடனே எங்களுக்கே பரிதாபமாயிடுச்சு ஐயோ இல்லை மாட்டி இல்லை மாட்டிக்கினானே ஐயோ பாவமே பார்க்கறதுக்கே அப்பாவி மாதிரி இருக்கானே சொல்லிட்டு அப்படி இருந்திருக்கலாம் அவர் வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து பாவமாச்சு பையா போய் பானிபூரினா போட்டுக்கோ பையான்னு சொல்கிற அளவுக்கு வில்லனோட சீனும் அவரோட ரோலும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ரொம்ப ஒரு வெயிட்டாக இல்லை ஏன்னா விஜய் சார் மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு ஹீரோக்கு அதை விட கொஞ்சம் ஒரு வெயிட்டான வில்லன் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து ஆடியன்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் அந்த படத்தோட வந்து கொண்டு போவோம் ஏன்னா இந்த படம் வந்து குருகா டூ மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா குருகா டூவில் பரபரப்பாகவும் இருக்கும் காமெடியாகவும் இருக்கும் இல்லை பரபரப்பும் இல்லை காமெடியும் கிடையாது அட்லீஸ்ட் குருகா டூ மாதிரி இருந்தாலும் நான் சந்தோஷம் போட்டிருப்பேன் ஆஹா பரவாயில்ல கொஞ்சம் காமெடி இருக்குது கொஞ்சம் பரபரப்பாக இருக்குன்னு இருக்கு இருக்கு அட பிடிச்ச போக்கான என்ன மேலே இருக்கான் பாருங்க பார்க்க முடியலப்பா படத்தை நான் சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஃபுல்லாக கத்தி ரெண்டு லாரி ஃபுல்லாக வந்து புல்லட்டு துப்பாக்கியமாக இருக்குது இவ்வளோ கத்தியை யூஸ் பண்ணவங்க கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் டைமர் சீன் வந்துச்சு ஓகே இந்த சீன் வந்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் அந்த ஆடியன்ஸ் வந்து எங்கேஜாக வந்து வச்சுருப்பாங்க சொல்லிட்டு நினச்சோம் நினச்சோம் செகண்ட்ல இதையும் செலவழிச்சு படத்தோட மெயின் வில்லனான நெல்சன் திலீப் குமார் ஏன்னா நெல்சன்ல வந்து பண்ண படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்த கோலம் கோலமாவு கோகிலா டாக்டர் அது ரெண்டுமே தாண்டி பீஸ்ட் வந்து கொஞ்சம் வேற லெவலில் வந்து பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நினச்சோம் பட் நல்லா பண்ணியிருந்தாரு உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்களா எவ்வளவு நெக்ஸ்ட் தலைவர் வச்சு படம் பண்ண போறாங்களா தலைவா தலைவரை செஞ்சிடாதீங்க not a politician I'm a soldier. சூப்பரா இருக்கா இதே மாதிரி நான் எடுக்கிறேன் நீ நடிக்கிற மாஸ் காட்டுறோம் பண்றேன் இதே மாதிரி பண்றேன் ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது என்னடா ஈஸியாக வந்து பேசுகிற ஈஸியாக வந்து கலாய்க்கிற ஈஸியாக வந்து இந்த படம் வந்து குத்தம் குறைலாம் சொல்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அதான் உண்மை பட் நான் வந்து இது ஈஸியாக சொல்லலை அப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படத்தோட உள்ளே போகும்போது அதுக்கான ஒரு ஏமாற்றம் வரும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் இது ஆடியன்ஸுக்கும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும் எவ்வளோ தான் நம்ம முட்டு கொடுப்போம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் தாண்டி போயிட்ட பிறகு டைமும் வேஸ்ட்டு மணியும் வேஸ்ட்டுலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் உள்ளே போனதுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்த்தாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கப்பா சூப்பராக இருக்குப்பான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர அளவுக்கு ஒரு படம் இருந்தால் தான் அதுக்கான விமர்சனங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் நம்ம வந்து பெருசாக அப்யூஸ் பண்ணியோ பண்ணியோலாம் பேசல நம்ம வந்து விமர்சனம் பண்ணோம் ஓகேவா நம்ம விமர்சனம் மட்டும்தான் பண்ணுறோம் ஒரு விஷயம் தப்பு எனக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது இருக்குது உரிமை இருக்குது ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நல்லாவே தெரியும் அது வந்து எடுத்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டம் அது ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸுக்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அது ஃபெயிலியராக நல்லா ஓடிச்சா நல்லா ஓடியான்னு சொல்லிட்டு அதனோட கமெண்ட்ஸ் வருது ஒரு டேரக்டருக்கும் சரி ஒரு ப்ரொடியூசருக்கும் சரி ரொம்பவே வந்து அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் எனக்கு நல்லாவே புரியுது பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோ சொல்லிட்டு வச்சுருந்துருக்கலாம் நான் முட்டு கொடுக்குறியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முட்டு தான் கொடுக்குறேன் அதுக்காக இதுக்காக கிடையாது ஏன்னா சினிமா வந்து ஈஸியாக விமர்சனம் பண்ணிட்டு போயிட முடியாது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இது புதுசாக இருக்கின்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன் தளபதி ரசிகர் செம்மையாளுறேன்